காகித வானூர்தி ஹாய் குட்டீஸ் வானூர்தியை பார்த்தாலே உங்களுக்கு ஒரே சந்தோஷம்தான் ஒரு சூப்பரான வானூர்தியை செய்து விளையாடலாமா இது செய்யறதுக்கு நமக்கு ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் அப்புறம் ஒரு கத்திரிக்கோல் வேணும் இந்த வானூர்தியை செய்ய முதல்ல இந்த பேப்பரை நீல வாக்கில் பாதியாக மடிச்சுக்கணும் இதை பிரித்து இந்த பாதி பாகத்தில் மீண்டும் பாதியாக மடக்கிக்கணும் சரி நல்லா பாருங்க இதையும் பிரித்து இதிலேயும் பாதி பகுதியாக மடிச்சுக்கணும் இது கால் பகுதி மடிப்பாக இருக்கும் இப்போ இந்த பகுதிகளை இது போல சுருட்டும் விதமாக மடக்கிக்கணும் இதை மூன்று முறை இந்த மாதிரி மடிச்சுக்கணும் இப்போ இதனை குறுக்கு பகுதியா நடுப்பகுதியில இந்த மாதிரி மடக்கிக்கலாம் குட்டீஸ் கத்திரிக்கோலால் இதை திருப்பி இது போலவே வெட்டிட்டே வாங்க இந்த இடத்துல நிறுத்திட்டு பேப்பரை திருப்பி இந்த பகுதியை கவனமாக வெட்டி எடுத்துருங்க பாருங்க இந்த மாதிரி தான் இப்போ இருக்கும் இதில் தனித்தனியான தாள்கள் போன்ற பகுதியை இது போல சின்னதாக மடக்கிக்கணும் இதே போல அதன் மறுபக்கத்திலும் மடக்கிக்கணும் இதுதான் சிறிய வால் போன்ற பகுதி இது முக்கியமான இறக்கை பகுதி இந்த இறக்கை பகுதியை லேசா உட்புறமாக மடிச்சுக்கலாம் சிறிய இறக்கை பகுதியை கீழ்ப்புறமாகவும் பெரிய இறக்கை பகுதி மேல்புறமாகவும் இருக்குது பாருங்க இவ்வளவு தாங்க மிதவை வானூர்தி ரெடி இதனை நம்ம ஆள்காட்டி விரல் மேல பெருவிரல்ல வைத்து சூப்பரா பறக்க வைக்கலாம் இதை எளிதா செய்வதை மீண்டும் பார்க்கலாமா இங்க பாருங்க இந்த மாதிரி பேப்பர்ல முதல்ல பாதியா மடக்கிக்கலாம் அதை பிரித்து இதுல பாதியை மடக்கிக்கலாம் மீண்டும் இதை பிரித்து அதிலேயும் பாதியை மடக்கிக்கலாம் இந்த கால் பகுதியை மூன்று முறை இது போல சுருட்டிக்கணும் இப்ப இதனை குறுக்கு பக்கத்துல பாதியா மடிச்சுக்கலாம் இதனை பின்புறமாக திருப்பி இந்த மாதிரி சிவப்பு கோட்டின் மீது வெட்டிக்கலாம் பின்பு இதனை மறுதிசையில் திருப்பி நீல வண்ண இடத்துல வெட்டி இந்த பகுதியை நீக்கிக்கங்க இந்த பகுதியை லேசாக மடக்கிக்கலாம் இதுதான் வால் பகுதி முக்கியமான இந்த இறக்கை பகுதியை இந்த மாதிரி உட்புறமாக மடக்கிக்கணும் இதே போல மற்றொரு பக்கத்தையும் செய்துக்கலாம் இந்த பகுதியை கீழ்ப்புறமாக லேசாக மடக்கிக்கலாம் வால் பகுதி மற்றும் முக்கியமான இறக்கை பகுதியை மடக்கி சரியாக செஞ்சிட்டோம் அவ்வளவுதாங்க மிதவை வானூர்தி ரெடி ஆள்காட்டி விரலை வானூர்தியின் நடுப்பகுதியில் வைத்து இதனை பறக்க விடுங்க பாருங்க இந்த வானூர்தி எவ்வளவு அழகா காத்துல மிதந்துக்கிட்டே போகுது மறுபடியும் பாருங்க இந்த வானூர்தி பறக்கிறத பார்த்தீங்களா எவ்வளவு அழகாக மிதந்துக்கிட்டே போகிற மாதிரி போய் மெதுவாக தரையிறங்குது சூப்பராக இருக்குதுல்ல இதில் சின்னவங்க முதல் பெரியவங்க வரை விளையாடுவாங்க உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கு தானே இது போல நீங்களும் செய்து விளையாடுங்க இத்தகைய பயிற்சியை மேற்கொள்ளுவதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்